Scilab இல் plotting 2D graphs குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு Scilab உங்கள் கணினியில் நிறுவப்பட்டுள்ளதாக கொண்டு Scilab இல் plots குறித்து விவாதிக்கலாம் பல்வகை 2D மற்றும் 3D plotகளை உருவாக்க தனிப்பயனாக Scilab பல வழிகளை தருகிறது Scilab ஆல் உருவாக்கக்கூடிய சில charts x y plots, contour plots, 3D plots, histograms, bar charts முதலியன இப்போது Scilab கன்சோல் விண்டோவை திறக்கவும் plotting.sce ஃபைலில் இருந்து கமாண்ட்களை வெட்டி ஒட்டுவேன் ப்ளாட் செய்ய ஒரு தொகுதி புள்ளிகள் தேவை சமமான இடைவெளியில் ஒரு வரிசை புள்ளிகளை உருவாக்கலாம் இதை linspace கமாண்ட் மூலம் செய்யலாம் அது நேர்கோட்டில் சம இடைவெளியுள்ள வெக்டாரை உருவாக்கும் உதாரணமாக எக்ஸ் என்பது ஒரு ரோ வெக்டார் இதில் 5 புள்ளிகள் 1 மற்றும் 10 க்கு இடையில் சம இடைவெளியில் உள்ளன அதேபோல y என்பது ஒரு ரோவ் வெக்டர் இதில் 5 புள்ளிகள் 1 மற்றும் 20 க்கு இடையில் சம இடைவெளியில் உள்ளன லின்ஸ்பேஸ் குறித்து மேலும் அறிய ஹெல்ப் டாக்குமென்டேஷன் ஐ காண்க இப்போது ப்ளாட் பங்ஷன் மூலம் argumentகள் எக்ஸ் மற்றும் ய் ஆல் ஒரு கிராப் ஐ ப்ளாட் செய்யலாம் இது மேட்லாப் இல் செய்தது போலவே ப்ளாட் xய் எக்ஸ் வெர்சஸ் y கிராஃப் ஐ நாம் காண்பது போல உருவாக்குகிறது கிராபிக்ஸ் விண்டோ பூஜ்ஜியம் என லேபிள் இடப்பட்டுள்ளதை காண்க xset பங்ஷன் ஐ பயன்படுத்தி இன்னொரு கிராபிக் விண்டோவை திறக்கலாம் இதை மூடுகிறேன் xset பங்ஷன் ஐ வெட்டி சிலாப் இல் ஒட்டி enter ஐ தட்ட கிராபிக் விண்டோ நம்பர் 1 தெரிகிறது இதை functionக்கு இரண்டு argumentகள் விண்டோ மற்றும் ஒன்று தரப்பட்டதை கவனிக்கவும் அடுத்த கிராப் இந்த விண்டோவில் ப்ளாட் செய்யப்படும் சிலாப் இல் plot2ட் என்பது 2ட் கிராப்ஸ் ஐ ப்ளாட் செய்ய நேட்டிவ் பங்ஷன் ஆகும் plot2ட் கமாண்ட் பார்ப்பது போல எக்ஸ் வெர்சஸ் ய் ன் கிராப் ஐ ப்ளாட் செய்கிறது ஸ்டைல் எனப்படும் மூன்றாம் ஆர்குமென்ட் இருப்பதை கவனிக்கவும் ஸ்டைல் ஆர்குமென்ட் நம் தேர்வே ப்ளாட்டின் தோற்றத்தை கஸ்டமைஸ் செய்ய பயனாகும் ஸ்டைலின் நேர்மறை மதிப்புகளுக்கு கர்வ் பிளைன் ஆக இப்போது 3 க்கு பச்சை உள்ளது போல இருக்கும் ஸ்டைலின் முன்னிருப்பு மதிப்பு 1 எதிர்மறை மதிப்புகளுக்கு கிராஃப்கள் ப்ளாட் செய்து பாருங்கள் தோற்றத்தில் வித்தியாசத்தை நீங்களே காணலாம் மேலும் x மற்றும் y ஆக்சிஸ் க்கு ஆரம்ப புள்ளி மற்றும் முடிவு புள்ளிகளை நான்காம் ஆர்குமென்ட் ஐ பாஸ் செய்து காண்க அதற்கு ரெக்ட் என பெயர் காண்பது போல எக்ஸ் ஆக்ஸிஸ் 1 முதல் 10 வரையில் துவங்குகிறது y ஆக்ஸிஸ் 1 முதல் 20 வரை ரெக்ட் கமாண்ட் ல் ஆர்குமென்ட் ன் வரிசை க்ஸ்மின் யிமின் xmax மற்றும் ymax. இப்போது டைட்டில் ஆக்ஸிஸ் மற்றும் லெஜெண்ட்ஸ் குறித்து கற்போம். லேபிள்களை ஆக்ஸிஸ் க்கும் மேலும் டைட்டிலை ப்ளாட் க்கும் கான்ஃபிகர் செய்ய பயனாகும் கமாண்ட்கள் டைட்டில் லேபிள் மற்றும் லேபிள் இந்த கமாண்ட்களின் தொகுதியை வெட்டி கன்சோலில் ஒட்டுகிறேன். Enter செய்க. கிராப் லேபிள் செய்யப்பட்டுள்ளது. x ஆக்ஸிஸ் க்கு எக்ஸ் y ஆக்ஸிஸ் க்கு y மற்றும் மை டைட்டில் என்பது கிராப் இன் டைட்டில் டைட்டில் மற்றும் ப்ளாட் ஆக்ஸிஸ் ஐ 3 க்கு பதில் ஒரே கமாண்ட் இல் கான்ஃபிகர் செய்ய விரும்பலாம் இதற்கு பயனாவது க்ஸ்டிட்டில் கமாண்ட் 3 argumentகளுடன் சிலாப் இல் கமாண்ட் ஐ வெட்டி ஒட்டுகிறேன் enter செய்க இப்போது காண்பது x ஆக்ஸிஸ் இன் label x axis y axis மற்றும் டைட்டில் மை டைட்டில் இப்போது டைப் செய்யும் சிஎல்எஃப் பங்ஷன் நீங்கள் காண்பது போல கிராபிக் விண்டோ துடைக்கும் ஒரே கிராபிக் விண்டோ வில் வெவ்வேறு கிராப் களை ப்ளாட் போது இது பயனுள்ளது விண்டோவை மூடலாம் சில நேரங்களில் இரண்டு டேட்டா தொகுதிகளை ஒரே ப்ளாட் ஒப்பிட வேண்டி இருக்கலாம் அதாவது எக்ஸ் டேட்டாவின் ஒரு தொகுதி மற்றும் ஒய் டேட்டாவின் இரண்டு தொகுதி கீழே ஸ்க்ரால் செய்து ஒரு உதாரணத்தை காணலாம் லின்ஸ்பேஸ் கமாண்ட் மூலம் எக்ஸ் ஆக்சிஸ் புள்ளிகளை ஒரு ரோ வெக்டர் எக்ஸ் இல் டிஃபைன் செய்யலாம் ஒரு ஃபங்ஷன் ஐ டிஃபைன் செய்யலாம் y1 x square plot x versus y1 இன்னொரு ஃபங்ஷன் ஐ டிஃபைன் செய்யலாம் y2 2 x square plot x versus y2 மேலும் லேபிளையும் டைட்டிலையும் கிராப் க்கு கொடுக்கலாம் கூடுதலாக ஒ மற்றும் கமாண்ட்களை plot பங்ஷன் க்கு பாஸ் செய்திருக்கிறோம் என்பதை கவனிக்கவும் இது கர்வ் ன் தோற்றத்தை மாற்றும் இந்த argumentகள் plot2ட் பங்ஷன் ன் பகுதி இல்லை plot பங்ஷன் உடன் மட்டுமே பயன்படுத்த முடியும் சிலாப் கன்சோல் ல் இந்த கமாண்ட்களை வெட்டி ஒட்டுகிறேன் கிராப் ஐ காணலாம் எந்த கர்வ் எந்த பங்ஷன் உடன் தொடர்புள்ளது என்பது தெரிந்தால் நன்றாக இருக்குமல்லவா இதை லெஜெண்ட் கமாண்ட் மூலம் செய்யலாம் ஓ மைனஸ் கர்வ் ஆனது பங்ஷன் y1 எக்ஸ் க்கு தொடர்பானது பிளஸ் மைனஸ் கர்வ் பங்ஷன் y2 2x2 க்கு கிராபிக் விண்டோவை மூடுகிறேன் இப்போது plot2ட் டெமோஸ் மற்றும் சப்ளாட் பங்ஷன் குறித்து விவாதிக்கலாம் சிலாப் அதன் எல்லா முக்கிய functionகளுக்கும் டெமோ வைத்துள்ளது plot2ட் ன் டெமோக்களை டெமான்ஸ்ட்ரேஷன் tab ல் காணலாம் முறையே சொடுக்குக கிராபிக்ஸ் 2d 3d plots பின் அங்குள்ள பலவற்றில் தேவையான டெமோவை தேர்ந்தெடுக்கவும் நான் plot2ட் மீது சொடுக்குகிறேன் டெமோ ஐ காணலாம் இங்கேயுள்ள வியூ கோடு பட்டன் ஐ சொடுக்கி இந்த கிராப் க்கான கோடு ஐ காணலாம் இந்த தொடுப்பு மாக் ஒஸ் எக்ஸ் ல் வேலை செய்வதில்லை விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் ல் செய்கிறது இருந்தாலும் மாக் ல் கோடு ஐ டைரக்டரி மூலம் பார்க்கலாம் டெர்மினலுக்கு போகலாம் காட்டப்படுவது போல நான் இப்போது சிலாப் 52 ன் டெமோஸ் டைரக்டரி ல் இருக்கிறேன் இந்த டைரக்டரிக்கான முழு பாத் இங்கே உள்ளது எல்எஸ் என டைப் செய்து மீதி டெமோக்களின் பட்டியலை காணலாம் two D three D plots டைரக்டரியை தேர்ந்தெடுத்து Enter செய்யலாம் மீண்டும் எல்எஸ் என டைப் செய்து ஸ்கே e fileகளில் உள்ள டெமோ codeகளை காணலாம் நாம் முன்னே பார்த்த டெமோவுக்கான கோடை காணலாம் மோர் plot2ddem.sce e என டைப் செய்து என்டர் செய்க plot2d functionக்கான க்கான டெமோ கிராப் ன் கோடு ஐ காணலாம் டெர்மினலை மூடுகிறேன் டெமோ கிராப் மற்றும் டெமோ விண்டோக்களையும் மூடுகிறேன் இதே போல மற்ற டெமோக்களையும் காணலாம் Scilab ஐ ஆராயலாம் இப்போது சப்ளாட் ஃபங்ஷன் குறித்து விவாதிக்கலாம் சப்ளாட் ஃபங்ஷன் ஆனது கிராபிக்ஸ் விண்டோவை துணை விண்டோக்களின் தொகுப்பாக மாற்றுகிறது இந்த ஃபங்ஷன் ஐ விளக்க Scilab இல் 2ட் கிராஃப்ஸ் ப்ளாட் செய்யும் டெமோவை பார்க்கலாம் உதாரணமாக கன்சோல் டைப் செய்க plot2ட் இந்த க்கான டெமோ ப்ளாட் ஐ காண்க இந்த விண்டோவை மூடுகிறேன் சப்ளாட் கமாண்டில் கொடுத்த முதல் இரண்டு argumentகளை பிரதிபலிக்கும்படி சப்ளாட் கமாண்ட் கிராபிக்ஸ் விண்டோவை 2 க்கு 2 சப் விண்டோஸ் மேட்ரிக்ஸ் ஆக பிளக்கிறது மூன்றாம் ஆர்குமென்ட் காட்டுவது இப்போது ப்ளாட் வரையப்படும் நடப்பு விண்டோ சிலாப் கன்சோல் ல் இந்த முழு கமாண்ட்களின் தொகுதியையும் பிரதி எடுத்து இயக்கலாம் ஒரு ப்ளாட் விண்டோவில் நான்கு ப்ளாட் களை காணலாம் கிடைத்த ப்ளாட்டை ஒரு இமேஜ் ஆக கணினியில் சேமிக்கலாம் கிராபிக் விண்டோ மீது சொடுக்கி ஃபைல் மெனு சென்று எக்ஸ்போர்ட் டூ ஐ தேர்க தகுந்த டைட்டிலை ப்ளாட்டுக்கு கொடுக்கவும் ஃபைலை சேமிக்க டெஸ்டினேஷன் போல்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும் இமேஜின் ஃபைல் பார்மேட் ஐயும் தேர்க நான் ஜெபிஇஜி பார்மேட் ஐ தேர்ந்து சேவ் ஐ சொடுக்குகிறேன் டைரக்டரி ல் ப்ரோவ்ஸ் செய்து இமேஜ் ஐ திறந்து சேமிப்பை உறுதி செய்து கொள்ளவும் இத்துடன் சிலாப் இல் ப்ளாட்டிங் குறித்த ஸ்போகன் டுடோரியல் முடிவுக்கு வருகிறது சிலாப் இல் உள்ள மற்ற பல functionகளை ஏனைய ஸ்போகன் டுடோரியல்களில் காணலாம் சிலாப் இணைய இணைப்புகளை பார்த்திருங்கள் ஸ்போகன் டுடோரியல்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் அங்கமாகும் இதற்கு ஆதரவு ஐசிடி வழியே தேசிய கல்வித்திட்டத்தின் மூலம் கிடைக்கிறது இது குறித்த மேலதிக தகவல்களுக்கு இங்கே பார்க்கவும் நன்றி